hello friends welcome to fine day channel நான் இன்றைக்கி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சுண்டக்காய் சட்னி செஞ்சிட்ருக்கேன் இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சுண்டக்காய் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இதை எண்ணெய் விட்டு நான் வதக்கிட்டுருக்கேன் வதங்கட்டும் இந்த சட்னி வதக்கிறதுக்காக நான் ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க இது எல்லாத்தையும் நான் இப்போ வதக்கிக்கிறேன் இப்போ பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்து இந்த சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இதை ஒரு நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாங்க கொஞ்சம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு போட்டு ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரை சரி இரு இரு வெயிட் சுண்டக்காய் சட்னி செய்யறதுக்குள்ளங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம் இப்போ நான் அந்த சட்னி அரைச்சிக்க போகிறேங்க இது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி எடுத்துட்டேன் இந்த சுண்டக்காய் சட்னிக்கு வந்து பிஞ்சு சுண்டக்காயை தாங்க எடுத்துக்கணும் அதே போல் காரம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி மிளகா போட்டுக்கலாம் okay friends thank you bye next வீடியோவில் மீட் பண்ணலாம்